வணக்கம் பெர்ல் ஃபங்க்ஷன்கள் functionகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது பெர்ல் functionகள் argumentகளுடன் functionகள் திருப்பி அனுப்பும் மதிப்புகளுடன் functionகள் இந்த டியூட்டோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளம் பெர்ல் 5142 மற்றும் எடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டரையும் பயன்படுத்தலாம் இந்த டுடோரியலை பயிற்சி செய்ய பெர்ல் ல் variableகள் commentகள் loopகள் கண்டிஷனல் statementகள் மற்றும் டேட்டா structureகள் குறித்த அறிவு இருக்க வேண்டும் அதற்கான ஸ்போகன் டியூட்டோரியல்களை ஸ்போகன் டியூட்டோரியல் இணையதளத்தில் காணவும் முதலில் சில எளிய பெர்ல் functionகளை காண்போம் பெர்ல் ல் functionகள் சப்ரூட்டின்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது இவை sub keyword உடன் டிக்ளேர் செய்யப்படுகின்றன ஒரு டிக்ளேர் செய்யப்பட்ட பங்ஷன் க்கான டெஃபினிஷன் கர்லி braceகளுக்கு இடையே எழுதப்படுகிறது இந்த பங்ஷன் எந்த ஆர்குமென்ட் ஐயும் எடுக்கவில்லை மேலும் இது எதையும் திருப்பியனுப்பவில்லை குறிப்பு பங்ஷன் க்கான டெஃபினிஷன் ஸ்கிரிப்ட் ல் எங்கு வேண்டுமானாலும் அல்லது மற்றொரு மாடியூல் எழுதப்படலாம் பின் இந்த பங்ஷன் ஐ பயன்படுத்த அந்த மாடியூல் இந்த ஸ்கிரிப்ட் உடன் சேர்க்கப்பட வேண்டும் மாடியூல் ஃபைல் ஐ ஸ்கிரிப்ட் உடன் சேர்க்க பின்வரும் சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்த வேண்டும் யூஎஸ்இ ஸ்பேஸ் மாடியூல்ஃபைல் பெயர் செமிகோலன் ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி இதை புரிந்துகொள்வோம் உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு பைல் ஐ திறந்து அதற்கு சிம்பிள்ஃபங்க்ஷன் டாட் பிஎல் என பெயரிடுக இங்கே கெடிட் ல் என் சிம்பிள்ஃபங்க்ஷன் டாட் பிஎல் பைல் உள்ளது திரையில் காட்டப்படும் கோடு ஐ டைப் செய்க இங்கே நாம் டிஃபைன் செய்த ஐ கால் செய்கிறோம் பின் இயக்க கட்டுப்பாடு அந்த functionக்கு அனுப்பப்படுகிறது இதுதான் அந்த ஐ டிக்ளேர் மற்றும் டிஃபைன் செய்வது அந்த பங்ஷன் கொடுக்கப்பட்ட உரையை அச்சடிக்கும் ஃபைல் ஐ சேமிக்கவும் பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க Perl space simple function dot PL எண்டரை அழுத்துக வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுவது போல இருக்கும் இப்போது argumentகளுடன் ஒரு பங்ஷன் ஐ காண்போம் இந்த பங்ஷன் ஐ ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி புரிந்துகொள்வோம் உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு பைல் ஐ திறந்து அதற்கு பங்ஷன்வித்தார்க்ஸ் டாட் பிஎல் என பெயரிடுக இங்கே gedit ல் என் பங்ஷன் வித் ஆர்க் ஸ்கிரிப்ட் உள்ளது திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க இங்கே argumentகள் 10 மற்றும் 20 உடன் ஒரு பங்ஷன் ஐ கால் செய்கிறோம் அனுப்பப்பட்ட argumentகள் var1 மற்றும் var2 ல் பெறப்படுகின்றன underscore என்பது ஒரு சிறப்பு பெர்ல் வேரியபிள் இது பற்றி விரிவாக வரும் டுடோரியல்களில் காண்போம் இந்த பங்ஷன் இரு variableகளையும் கூட்டி விடையை அச்சடிக்கிறது உங்கள் ஃபைலை சேமிக்கவும் at underscore என்பது ஒரு சிறப்பு பெர்ல் அரே இந்த அரே அனுப்பப்பட்ட argumentகளை சேமிக்க பயன்படுகிறது அதேபோல அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட் ஐ variableகளில் பின்வருமாறு பெறலாம் var1 space equal to space shift at underscore semicolon. Dollar var 2 space equal to space shift at underscore semicolon. At underscore array will இருந்து mudal irupil உள்ள element ஐ shift at underscore நீக்குகிறது. பின் அதை ஒரு வேரியபிள் க்கு அசைன் செய்கிறது. மற்றொரு வழி var1 space equal to space dollar underscore சதுர அடைப்புகளில் பூஜ்ஜியம் செமிகோலன் டாலர் இரண்டு space equal to space dollar underscore சதுர அடைப்புகளில் ஒன்று செமிகோலன் மேற்சொன்ன வழியானது இண்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி அட் அண்டர்ஸ்கோர் அரே ன் elementகளை பெறுவது போன்றதே இப்போது டெர்மினலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் பங்ஷன்விதார்க்ஸ் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக வெளியீடு திரையில் காட்டப்படுவது போல இருக்கும் இப்போது ஒரே ஒரு மதிப்பை திருப்பும் ஒரு பங்ஷன் ஐ காண்போம் அதை ஒரு உதாரண புரோகிராம் மூலம் புரிந்துகொள்வோம் கெடிட் ல் டாட் பிஎல் க்கு வருகிறேன் உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு பைல் ஐ திறந்து காட்டப்படும் கோடு ன் பகுதியை அதில் டைப் செய்க இங்கே ஆட் வேரியபிள்ஸ் பங்ஷன் ஐ parameterகள் 10 மற்றும் 20 உடன் கால் செய்கிறோம் இந்த பங்ஷன் திருப்பும் மதிப்பு addition வேரியபிள் ல் பெறப்படுகிறது இந்த பங்ஷன் அனுப்பப்பட்ட parameterகளை கூட்டி விடையை திருப்பி அனுப்புகிறது பைல் ஐ சேமிக்கவும் இப்போது ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம் எனவே டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க பெர்ல் ஃபங்க்வித்சிங்கிளர்ட்ன்வால் டாட் பிஎல் பின் Enter ஐ அழுத்துக வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுவது போல இருக்கும் இப்போது பல்வேறு மதிப்புகளை திருப்பும் ஒரு பங்ஷன் ஐ காண்போம் அதை ஒரு உதாரண புரோகிராம் மூலம் புரிந்துகொள்வோம் கொள்வோம் ஜிஎடிட்டில் ஒரு ஃபைலை திறந்து அதற்கு with டாட் பிஎல் என பெயரிட்டுள்ளேன் அதேபோல உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டரிலும் செய்யவும் இப்போது காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க இங்கே ஆட் வேரியபிள்ஸ் பங்ஷன் ஐ parameterகள் 10 மற்றும் 20 உடன் கால் செய்கிறோம் இந்த பங்ஷன் திருப்பும் மதிப்புகள் variableகள் var1 var2 மற்றும் addition ல் பெறப்படுகின்றன இந்த பங்ஷன் கூட்டலை செய்து அனுப்பப்பட்ட parameterகள் மற்றும் விடையை திருப்பி அனுப்புகிறது இந்த உதாரணம் ஒரு பங்ஷன் இருந்து எவ்வாறு ஒரு அரே திருப்ப முடியும் என்பதை காட்டுகிறது அதேபோல ஒரு பங்ஷன் இருந்து எவ்வாறு ஹாஷ் திருப்பப்படலாம் என்பதை இது காட்டுகிறது உங்கள் ஃபைலை சேமிக்கவும் இப்போது பெர்ல் ஸ்கிரிப்டை இயக்க டெர்மினலில் டைப் செய்க பெர்ல் பங்க்வித்மல்டிப்ளர்ட்ன்வால்ஸ் டாட் பிஎல் என்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும் பெர்ல் பல உள்ளடங்கிய functionகளை தருகிறது அவற்றில் சிலதை முன் டுடோரியல்களில் கற்றோம் உதாரணமாக arrays hash sort scalar each keys போன்றவை உள்ளடங்கிய functionகளை கால் செய்வது நாம் டிஃபைன் செய்யும் மற்ற பங்ஷன் ஐ கால் செய்வது போன்றதே உதாரணமாக சார்ட் அடைப்புகளில் array பெயர் செமிகோலன் நாம் பயன்படுத்திய உதாரண ப்ரோகிராம்களில் சில உள்ளடங்கிய functionகளை சேர்த்து முயற்சிக்கவும் அவற்றின் வெளியீடுகளை கவனிக்கவும் சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது உதாரண ப்ரோகிராம்களை பயன்படுத்தி பெர்லில் functionகள் ஆர்குமென்ட்களுடன் functionகள் மதிப்புகளை திருப்பி அனுப்பும் functionகள் இங்கே உங்களுக்கான பயிற்சி மூன்று argumentகளை ஏற்கும் ஒரு பங்ஷன் ஐ எழுதுக இந்த ஆர்குமென்ட்களின் மீது சில செயல்பாடுகளை செய்க ஆர்குமென்ட்கள் மீது செய்யப்பட்ட செயல்பாட்டின் முடிவை திருப்பி அதை அச்சடிக்கவும் இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கிக் காணவும் ஸ்போகன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு spoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் ன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி